ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது நம்ம ஆலினோன் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராம சேவை மையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிராம சேவை மையம் எல்லா கிராமங்களிலும் கட்டப்பட்டிருக்கும் இந்த கிராம சேவை மையம் எதுக்கு கிராம சேவை மையத்தால் என்ன யூஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து கிராம சேவை மையம் உருவாக காரணம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கிராமப்புற மக்கள் வந்து எளிதாக பயனடையணும் அப்படின்றதுனாலையும் பல்வேறு அரசு சான்றிதழ் வந்து கிராம மக்கள் அலைச்சலின்றி பெறுவதற்காகவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து மின் ஆளுமை திட்டத்தின் மூலமாக கட்டப்பட்டது தான் இந்த கிராம சேவை மையம் இந்த கிராம சேவை மையத்தால் கிராம மக்களுக்கு என்னென்ன உதவி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிராம சேவை மையம் செயல்பாடுக்கு வந்ததுன்னா அரசு சான்றிதழ் மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிறதுக்கு ஆதார் கார்டு பட்டா சிட்டா இது போன்ற பணிகளுக்கு வந்து கிராம மக்கள் எந்த அல எந்தவித அலைச்சலும் இல்லாமல் தன்னோட கிராமத்திலேயே தங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்கலாம் கிராம சேவை மையம் வந்து கட்டப்பட்டு இன்னும் செயல்பாட்டுக்கு வராமல் இருந்துச்சுன்னா என்னென்ன நிலை இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராம சேவை மையம் வந்து முழுக்க முழுக்க மக்கள் வரி பணத்தால் கட்டப்பட்டது தான் அந்த கிராம சேவை மையம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இணைய வழி விண்ணப்பம் அதெல்லாம் பெறதுக்கு வந்து கிராம மக்கள் வந்து வட்ட அளவிலான அலுவலகங்களை தேடி அலைச்சல் அடைகிறாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து அலையும் போது கிராம சேவை மையம் வந்து ஏன் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல அப்படின்னு அரசு அதிகாரிகிட்ட கேட்டால் அரசு அதிகாரிகள் கூறும் சிறிய சிறிய பதில்கள் பார்த்தீங்கன்னா அதாவது சரியான மின் இணைப்பு இல்லை அப்படின்னும் தேவையான இணைய இணைப்பு அதாவது இன்டர்நெட் வசதி இல்லைனும் இந்த மாதிரி பதிலை சொல்லி மக்களோட கேள்விக்கு பதில் சொல்லாமல் மக்களை புறக்கணிச்சிட்டு போகிறாங்க இதையெல்லாம் தவிர்த்து தமிழக அரசு வந்து இதுபோல் மூடி கிடக்கும் கிராம சேவை மையத்தை திறந்து கிராம மக்கள் அலைச்சலின்றி தங்களோட தேவைகளை வந்து தனது கிராமத்திலே பூர்த்தி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ